மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த கால வேளையில் கூட உங்களை எல்லாரையும் மறுபடியுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய வார்த்தைக்கு நேராக வரும்பொழுது எத்தனை பேர் உற்சாகத்தோடு இருக்கீங்க ஏமே நாளூயா வசனத்தினுடைய வெளிப்படுத்தல கட்டப்படுகிற வாழ்க்கை அது மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு வாழ்க்கை அது மிகவும் கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமாக இருக்கு ஒவ்வொரு மாதமும் தேவன் இந்த ஃபேமிலிக்கு இந்த சிறு ஃபேமிலிக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை தீமாக கொடுத்து அந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அழகாக நடத்தி கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம் இந்த மாதம் கூட என்ன மாதம் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறோம் மந்த் ஆஃப் குட்னஸ் அப்படின்னா நன்மைகளின் மாதம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இந்த வாக்கு தத்துவங்களை தியானிக்கும்படியாகவும் இந்த வாக்கு தத்துவத்தோடு கூட ட்ராவல் பண்ண முடியாக தான் இந்த சண்டே டிவோஷனில் நாம் கேட்குற செய்திகளோடு கூட யூடியூப்லேயும் நாம் இந்த செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் நீங்கள் இதை கேட்டு இன்னும் ஆழங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல முடியாதுன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த மாதத்தில் கூட மந்த் ஆஃப் குட்னஸ் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அதனாலதான் நான் இந்த வசனத்தை நாம் எவ்விதமாக படிக்க போகிறோம் என்று போன டிவோஷன்ல சொல்லியிருந்தேன் போன டிவோஷன்ல சகலமும் ஒரு இயக்கத்திற்காகவும் ஒரு வேலைக்காகவும் ஒரு மாற்றத்திற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் திட்டமாக நாம் படித்தோம் இரண்டாவது பாயிண்ட் சகலமும் சேர்ந்து சகலமும் சேர்ந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது மூன்றாவது இவைகள் ஒரு நோக்கத்துக்காக நன்மைக்கு ஏதுவாக சகலமும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் நான்காவது இது ஏன் நன்மைக்காக இயங்குகிறது என்பதை குறித்து யாருடைய நன்மைக்காக இவைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான்காவது பாயிண்ட் ஐந்தாவது பாயிண்ட் இந்த நன்மையை பெறுவதற்கு ரகசியம் என்ன இவைகள் எல்லாம் நடப்பதற்கு சகலமும் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது சகலமும் சேர்ந்து ஏன் கிரியை செய்கிறது சகலமும் நன்மைக்கு எதுவாக ஏன் வேலை செய்கிறது என்பதை அறிய வேண்டும் என்றால் அதனுடைய ரகசியம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் இவ்விதமாக நடக்க வேண்டும் என்று ஆண்டு தீர்மானித்திருக்கிறார் அதனால் அந்த போன வாரம் செய்தி கேட்டவங்க எல்லாரும் எத்தனை பேர் நீங்கள் இந்த வாரம் முழுதும் நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணீங்க all creations are created for me எல்லா சிருஷ்டி எல்லா சிருஷ்டிப்புகளும் எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அல்லது எல்லா படைப்புகளும் எனக்காக படைக்கப்பட்டது என்று எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் ஐ யூ கன்ஃபர்சிங் த நான் விசேஷமாக இப்போ இந்த பெண்டிகாஸ்ட் பீப்புள் விசேஷமாக என்ன பண்ணுவோம்னா நமக்கு ரொம்ப ஆவிக்குரிய உலகம் தானே அதனால் இம்மெட்டீரியல் ஸ்பிரிட் அல்லது ஆவி அதிகமாக மேன்மைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக மாறிவிட்டோம் அதுவும் பண்ண வேண்டும் அதே நேரத்தில் தேவனுடைய ரகசியம் இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டது என்பதை குறித்து போன வாரம் மிக அழகாக நம்பார் இந்த இடத்துல சொல்லப்பட்ட நன்மையும் ஆதி ஆகமத்தில் சிருஷ்டிப்புகள் முடி எல்லா சிருஷ்டிப்புகளும் முடிந்த பிறகு தேவன் அவைகளை என்னவாக பார்த்தார் என்று பார்த்தோம் நல்லது என்று கண்டார் என்பதற்கும் கனெக்ஷன் அது என்ன நல்லது என்பதை கண்டார் அதுதான் நன்மையாக முடியும் இந்த கால வலையில் நான் உங்களோடு கூட மறுபடியுமாக சகலமும் சேர்ந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்ல ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் எல்லா காரியமும் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு ஏதுவாக நடக்கிறது ஆண்டோடைய சிருஷ்டிப்புல இந்த சேர்ந்து வேலை செய்கிற தன்மையை ஆண்டவர் வச்சிருக்கார் பாருங்க எப்படி அதனாலதான் உங்களுக்கு பல அற்புதமான காரியங்களை ஞாபகம் இருக்கவங்க ஒன்று ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிரமிக்கக்கூடிய நெய்கு காரியங்கள் அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வானங்கள் தேவனுடைய கிரியைகளை என்ன பண்ணுகிறதா அறிவிக்கிறது because we cannot understand in our human mind How these are working? இந்த கால காலவெளியில கூட ஒரு அருமையான செய்தியை இந்த இங்க கூடியிருக்கிறவர்களுக்கும் ஆன்லைன்ல இருக்கே இதை கேட்க போகிறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு செய்தி இருக்கிறது நீங்கள் தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் என்ற கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் அல்லது அன்பு கூறுகிற அந்த பக்குவத்திற்கும் அந்த ஞானத்திற்கும் உணர்வுக்கும் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்தினுடைய சாரம்சங்களை உணர்ந்து அதை உங்களுடைய உடமையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுல முதல் பகுதி தான் சகலமும் எனக்காக இயங்குகிறது நீங்கள் தைரியமாக சொல்லக்கூடும் சகலமும் சகலமும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதே பாயிண்ட்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சகலமும் எனக்காக இயங்குகிற என்ற அந்த அந்த உணர்வை தேவண்ட பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் we we ignore many many times இதை இதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது இப்போ அந்த தம்பி சாட்சியில் சொன்னாங்க பார்த்தியா வயிற்று வலி வரும் பொழுது மட்டும் ஜோம் பண்ணி அது குணம் குணமான பிறகு அப்போ தான் வயிறுன்னு ஒரு பகுதி இருக்கிறதே நம்ம உணர்வோம் சாப்பிட்டு பசி இருக்கும்போது வயிறுன்னு உணர்வோம் மீதி நேரத்தில் அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது நாம் எதுவும் வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம நிறைய நேரம் வி டோன்ட் தேங்க் இன்ஃபேக்ட் நான் கூட இந்த வாரத்தில் I was I was talking to my stomach நான் உன்னை சரியாக கவனிக்கல உன்னை நிறைய நேரத்தில் உன்னை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு உன்னை நான் அப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படி நான் நான் இந்த வார்த்தை நான் பேசினேன் because I was teaching last week how God create things for those who love him அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் அவர் படைத்திருக்கிறார் அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்னா உரிமை பாராட்டணும் first The earth belongs to me. The heaven belongs to me. The sky belongs to me. The ocean belongs to me. All the dry land belongs to me. All the animals and birds belongs to me because it was created for me. ஒரு கொண்டாடுகிற கூட்டத்தை நான் உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அந்த தியானத்தை உணர்வு எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறா தெரியும் எல்லாரும் வாயில திறந்து கைகளை உயர்த்தி நீங்க அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் ஏன் உங்களை உற்சாகப்படுது இதுக்காக தான் வாயில திறந்து நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஆ ஆல் திங்ஸ்னு சொல்லிட்டு ஒரேடியாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்க சொல்லலாம் ரைட் சகலமும் எனக்காக படைக்கப்பட்டிருக்கு அதனால தான் you need a relationship between the creation and you It's not that we worship the creation because we see God in the creation. நம்முடைய சிருஷ்டிப்புகளில் நாம் மணந்துறதில்லை ஏன்னால் சிருஷ்டிப்புகளில் நாம் யாரை பார்க்கிறோம் சிருஷ்டிகரை பார்க்கிறோம் அதுதான் உங்களுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாவம் அவங்கள நல்லவங்க தான் இன்ஃபேக்ட் அவங்க பார்த்தீங்கன்னா the all worship all this things ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக இக்னோர் பண்ணிடுறோம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓஷிப் பண்ணால் கூட இந்த சிருஷ்டிப்புகளை அவங்களுக்காக படைக்கப்பட்டதை ஓஷிப் பண்ணணும் அவசியமே இல்லை ஆனால் ஓஷிப் பண்ணுறாங்க இன்னொரு கூட்டம் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதை மறந்து இக்னோர் பண்ணி வெறும் தட தட தட தட பண்ற மட்டும் நம்ம போயிட்டு இருக்கோம் But you need to understand சகலமும் உனக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது How many of you really believe this அதான் செய்தி இந்த செய்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க கேட்க போற செய்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம் எல்லாமே ஒரு இயக்கத்திற்காகவும் மாற்றத்துக்காகவும் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது போன டிவோஷன் பார்த்தோம் சேர்ந்து வேலை செய்வதற்கு இவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது வானத்திலே ஆண்டவர் நட்சத்திரங்களை வச்சார் இன்னைக்கு நீங்க ஒரு பேப்பர்லயோ நியூஸ் சேனல்லையோ இந்த செய்தி இல்லாம ஒரு நியூஸ் சேனல் பேப்பர் இருக்காது என்னது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு நாளாவது இருக்கா உலகத்தில் எந்த ஒரு மூலையில் எந்தியாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பட் நீங்க நினைச்சு பாருங்க வானத்துல சயின்டிஸ்டால என்ன கூடாத நட்சத்திரங்களை ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றுத்துக்கும் பைபிள்ல என்ன சொல்லியிருப்பட்டிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் அது போகக்கூடிய பாதையை நிர்ணயிச்சிருக்கிறாராம் அதுக்கு நியமித்த பாதையில் அது ஓடணும்னு சொல்லிட்டு ஆண்டர் வச்சிருக்காராம் அது மாறி போக முடியாது அது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இங்கே இருக்குமா நம்ம இருப்போமா பிளானட்ஸ் எப்படி இயங்குறது அதை அதை கிரகிக்க கூட முடியாது நான் இருக்குன்னு சொன்னேன்ல இதில் பல தியரிஸ் சொல்லுவாங்க ஹர்க்குலஸ் ரெண்டு கையில் வச்சு இப்படி பூமி பூமி பூமியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி படம்லாம் பார்த்துப்பான் பழைய பழங்காலத்தில் அவங்க நம்பிக்கை அப்படி தான் இருந்தது யாரோ ஒருத்தர் ஜிஜான் ஒரு ஜாயிண்ட் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு பட் ஏர்த்துக்கும் சன்னுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆனால் அது எங்கே நிற்குது எப்படி நிற்குது தெரியாது we call it as gravity moves in fact என்ன சொல்கிறாங்க சந்திரனுடைய என்ன சொல்கிறது டிஸ்டன்ஸை பொறுத்து சீயோடைய டைட் அதிகமாகும் அலைகள் அலைகள் அதிகமாகும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பௌர்ணமி அமாவாசைக்கு நீங்கள் கடலுக்கு போகாதீங்க சொல்கிறாங்க ஏன் ஏன் அலைகள் அதிகமாகும் கிராவிட்டி அதிகமாக இருக்கும் God created everything else and அதில் ஒரு யூனிசன் ஒரு பர்பஸ்க்காக வைத்து ஒரு இயக்கத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க and all things works with law அதனால தான் இது ரொம்ப அற்புதமான காரியம் அற்புதமான ஒரு காரியம் சகலமும் சேர்ந்து வேலை செய்கிறது இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனீங்கன்னா இந்த சகல சிருஷ்டிப்புகளும் ஒரு தவிப்பு இருக்கிறதா பைபிள் அது ஒரு இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீங்க எல்லா சிருஷ்டிப்புகளும் ஒரு தவிச்சுட்டே இருக்காங்க எதன் தவிப்புக்காக மனுஷன் ரச்சிக்கப்படணும் ரச்சிக்கப்படணும் மனுஷனுடைய புத்திர ஸ்வீகாரம் அவனுடைய மீட்பு வரணும் கடைசி மீட்புக்காக எல்லா சிருஷ்டிகளும் என்ன பண்ணுதான் தவிக்குதான் இட்ஸ் வெரி பிக் திங் நீங்களும் நானும் தேவன் உண்டாக்கின அந்த ஃபைனல் ரிடம்ஷனை பெறுகிறதுக்காக சிருஷ்டிகள் எல்லாம் ஏகமாய் தவித்து பிரசன பிரசவ வேதனைப்படுகிறதா அப்ப மனுஷன் அந்த ஃபைனல் ரிடம்ஷனுக்கு போகலன்னா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் உங்களை பார்த்து என்ன பார்த்து இந்த வேப்ப மரம் வந்து சிரிக்கும் எனக்கு கொடுக்காத மேன்மையை இவனை கொடுத்து வச்சிருக்கான் பாரு வந்து கோட்டுவா விட்டு போகிறான் பார் அப்படி அப்படின்னு சரி சிலதுங்க இன்னும் வரவே இல்லை பாரு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏதோ ஏதோ மழை வருது துணுதுன்னு குளிரில் தூங்கிட்டு இருக்கு உணர்வு இல்லாத ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன் மரம் சொல்லுமா இட்ஸ் ட்ரூ இட்ஸ் ட்ரூ அவைகள் பிரசவ வேதனைப்படுகிறதா அவைகள் பிரசவ வேதனைப்படுகிறது அதனாலதான் நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்துல செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்யும்படியாக இவைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது இவைகள் இயங்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆனா நம்ம அதை கிளைம் பண்ண மாட்டேன்றோம் it are not claiming it we in fact உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜ் வேற மாதிரி அவங்களுக்கு திணித்து அதை அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அஸ்ட்ராலஜியும் அவர்கள் தன்னுடைய காலத்தை மாற்றி அமைக்கிறதுக்கும் அதை சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க which is again raw I you understanding what it is acknowledge பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய தப்பு அதை தவறாக அக்னாலேஜ் பண்ணி தவறாக யூஸ் பண்ணுறது இன்னொரு பெரிய தப்பு இது மத்தியில் எல்லாமே எனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே என்னோட மீட்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று உணர்வை ஒவ்வொரு தேவனில் அன்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் அதை கொடுப்பார் நிச்சயமாக சாது சுந்தர் சிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல இந்தியாவிலிருந்து எழும்பின அற்புதமான ஒரு மாமனிதர் அவர் எத்தனையோ பேர் நடந்து போகும் பொழுது இரு இருள் சூழ்ந்துடும் இமயமலையில் அவங்க படுத்திருப்பாங்கல்ல போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேனே ஒரு முறை களைப்பில் அவர் போய் படுத்துட்டாரு நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும் நல்லா தூங்கிட்டோம் செய்துட்டாரு காலையில் எழுந்து பார்க்குறாரு தான் தலையில் தலை வைத்து படுத்திருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு இது கதை அல்ல நிஜம் அவர் எத்தனையோ முரண் படுத்திருக்கும் பொழுது சிங்கம் வந்து அவரை பார்த்து மோந்துட்டு போயிடுமா மோந்துட்டு போயிடும் மோந்துட்டு போயிடும் can't understand those things. எனக்கு ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி அவர் சொல்லியிருந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது அப்போல்லாம் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவைகள் எவ்வளோ இருக்கும்ல சிஷ்மா அப்பெல்லாம் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஊழியம் செய்த அனுபவங்களில் துணி உண்டு மா இலைகளை கொய்யா இலையை சாப்பிட்டு ஊழியம் செய்து ஒரு நாள் இந்த ஊழியக்காரருக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை மீன் இப்படியே எனக்கு மீன் சாப்பிடணும் பைசா கிடையாது எங்கே போட்டோம் அவர் விரும்பினார் இவன் பில்லி அவர் ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறாரு வராண்டால ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து வாசல்ல போட்டுச்சு நல்ல பதைக்க பதைக்க உயிரோடு இருக்கிற மீன் உயிரோடுனா அந்த கடையில் வச்சிருக்க மீன் மேபி எந்த கடையிலேருந்து சு சுட்டுட்டு வர ஆண்டவர் அந்த காகத்து கட்டளையிட்டார தெரியாது ஆனால் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசையை நிறைவேற்றணுமே அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆண்டு காகத்துக்கு கட்டளையிட்டார் people have live saints have live like that ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படியாக நடந்த அநேக அனுபவங்கள் உண்டு அநேக அனுபவங்கள் உண்டு அநேக அனுபவங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அவர்கள் நாள் அவள் சொல்லிக்கொண்டே போலாம் சகலமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயங்குகிறது என்ற உணர்வை எடுத்து நாம் தேவனுக்கு அதை நன்றி செலுத்தி அவைகள் எனக்காக சேர்ந்து இயங்குகிறது என்ற உணர்வோடு கூட நாம் நம்முடைய பயணத்தில் முன்னேறி செல்ல போகிறோம் இன்னும் தேவனில் அன்பு கூறுகிறதற்கு இது ஒரு சாத்தியபூர்வமான ஒரு குச்சாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இந்த பூமியில தேவனை அன்பு செய்கிற கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் நானும் இன்னும் அவரை அன்பு செய்வதற்கு இந்த வசனத்தில் அவ்வளவு ஆதாரங்களும் அவ்வளவு மேன்மைகளும் ஒளிந்திருக்கிறது Come on, hallelujah. Amen. Thank you. See. You know what happened? நீங்க பரிசத்த பவுலுடைய சரித்திரத்தை படிச்சு படிக்கும் பொழுது எவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு காரியம் நிறைய இருக்கு அவர் அவருடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஆண்டோருக்காக பாடுபட்டு ஊழியம் செய்து நம் வாஞ்சிக்கணும் இன்ஃபேக்ட் அதே போல நான் எழுமன ஆண்டவரே அதுல ஒரு காரியம் பாருங்க ஒரு ஒரு தீவுல இருந்து தப்பி அவங்க வர்றாங்க அப்ப புயல் காற்று பயங்கரம் அடிக்கிறது கப்பல் சேதமாகிற அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி அவங்கள பக்கத்தில் இருக்க தீவார் போயிட்டு காப்பாத்துறாங்க காப்பாத்திட்டு இவங்களை கொண்டு வராங்க நல்லா கவனிங்க காப்பாத்திட்டு இந்த தீவு கொண்டு வராங்க இங்க தீவுக்கு எல்லாம் இந்த தீவுல வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க ஒரு நெருப்பு புகைச்சி அவங்களுக்கு குளிர் காயத்துக்கு போடுறாங்க அந்த நேரத்துல ஒரு விஷ பூச்சி பவுலுடைய கைய கவ்வி கடிச்சிருக்கு கடிச்ச உடனே விஷ பாம்பு நினைக்கும் விஷ பாம்பு அப்போ கடிச்ச உடனே எல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கவங்க ஐயோ இவன் மகா பெரிய பாவி போல இருக்கு கடல் தான் தப்பி வந்தான் கடல்ல தான் உயிர் போகணும் அங்கேயா தப்பி இங்க வந்தவன் இங்க தப்பி வந்தவனுக்கு இங்க ஒரு உயிர் பண்ணு நோ வாட் ஹேப்பன் ரொம்ப கேஷுவலாக அப்படி உதறிட்டு மறுபடியும் அப்படியே நெருப்பில் போய் உட்காந்துட்டு குளிர் ரொம்ப நேரம் அவரை பார்த்து பார்த்துருந்தவங்க ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தை மயக்கம் அடித்து வாந்தி எடுத்து செத்துருவான்னு நினச்சோமே எப்போ வரப்போகுது வாந்தி எப்போ வரப்போகுது எப்போ நுரத்தல போகுது காத்துட்டே இருக்கிறாங்க ஒன்றுமே நடக்கல இவரோ கூலாக பார்பக்யூ பண்ணுங்க ஆனால் ஃபிஷ் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குளிர் காஞ்சிட்டு அழகாக இருக்கிறாரு பாருங்க என்ன நடக்குது கடைசியில் எல்லாரும் வந்து காலில் விழுறாங்க ஓ தெய்வம் இவன் இவர் தான் தெய்வம் இவர் தெய்வம் ஒன்றுமே நடக்கலையே Because St. Paul knows everything works for together for me. Until my purpose is fulfilled, nothing will harm and disturb and disturb me because everything else is created for me and everything else works for me. Hallelujah. More. Everyone. Be excited. Be excited. Be excited. Be excited. Everything else works for me and for me. Because I love God. I truly love God. வாசிங்க பார்க்கலாம் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் Today's word of God is so, so precious. நீங்கள் எல்லாரும் கேட்டு கொஞ்சம் பேர் ஏதாவது கேட்டு மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க நீங்கள் அதை ம் ம் ம் ம் ம் ம் ம் நீரே என்ன பண்ணீங்க சொல்லுங்க சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உங்களுடைய சித்தத்தில் God's will control everything else and he operates everything else அதனாலதான் நம்ம எல்லாரும் அவருக்கு என்ன கொடுக்குறோம் நம்ம கனம் மகிமை புகழ்ச்சி நம்முடைய அன்பை கொடுக்கிறோம் Hallelujah. Say everyone, I love Jesus. Come on, you keep saying, keep saying. I love Jesus. I love Jesus. Come on, everyone. Amen. இன்னைக்கு நான் பேச போகிற இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்க தேவனை நேசிக்கிறதுல இன்னொரு படி மேல போய் இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் நேசிக்கத்தான் ஆரம்பிப்பீர்கள் ஏன்னா அதில் ரகசியம் இதுவரைக்கும் அந்த ரகசியத்தை நம்மள ஆப்ரேட் பண்ணாம நம்ம அப்படி சும்மா சாதாரணமா வச்சிருக்கோம் நான் எவ்ரி ஒன் ஷுட் ஆப்ரேட் வாசிப்போமா யோ யோசுவா புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசிப்போம் யோசுவாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலாம் வசனம் யோசுவாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் நம் வாசிப்போம் இஸ்ரேல் ஜனக்கு இப்போ ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துல யோசுவா இப்பொழுது ஒரு அழகான கட்டளை கொடுக்கிறார் வாசிங்க பன்னிரெண்டாம் வசனத்துல இருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் வாசிங்க ஆ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் யாரோட கூட பேசுறான் யாரோட கூட பேசுறான் சூரியன் சந்திரனோடு கூட பேசுகிற ஒரு அற்புதமான அபூர்வ மனிதனை பார்க்கிறேன் நம்ம எல்லாம் ஆவியோடு கூட பேசி பழகிட்டோம் we are forgetting these things well, we need to come back to this thing now இங்க என்னன்னு எம்மோரியரை ஆண்டவர் இஸ்ரேல் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ஆக்சுவலா ரொம்ப இருபது மைல் இருபது இருபத்தி நாலு மைலும் நடந்து போக வேண்டியது ஸோ சூரியன் வந்து என்ன ஆக போகுது டவுன் ஆக போகிற நேரம் பன்னெண்டாங்கன்னா இந்த ஐந்து தேசத்துல அல்லது ஐந்து கூட்டத்தில் வந்தவர்கள் மறுபடியும் சிதறி போய் அவங்க மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகி வந்துருவாங்க இப்போ யோசுவா இந்த நேரத்துல அவர்களை எப்படியாவது ஒரே அடியாக அடித்து அவர்களை நிர்மலமாக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட யோசுவா ஃபர்ஸ்ட் யாரோடு கூட பேசுறான் அதெல்லாம் அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி யாரோட பேசுறான் கத்தரை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான் இஸ்ரவேலினுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக தெரியும்படியாக யாருக்கு பேசுறான் சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் வாசிங்க அடுத்தது சூரியன் எப்படி நின்றதா நடுவானது பகல் முழுதும் நின்றது very very important thing God's word is so truthful that's lot of things that's one you need understand நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் என்றால் நீங்கள் ஒன்றும் அதுக்கு பின்வாங்காதபடிக்கு இன்னும் தைரியம் உள்ளவர்களாய் கடந்து செல்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மகாப்பெரிய ரகசியத்தை நம்மோடு கூட பேசுகிறார் இங்க யோசுவா இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கட்டளையிட்டு நிக்க சொல்ல அது நிக்குது அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அந்த நாளை போல பின்னும் பின்னுமில்லை கத்தர் இஸ்ரேவேலுக்காக என்ன பண்ணாரு கத்தர் இஸ்ரேல் பண்ண கத்தரும் பண்ணினாரு ஆனா யார் கூட உதவி செய்தது சூரியன் சந்திரன் மகாபெரிய டார்ச் லைட் வேணும் வெளிச்சம் இல்லைன்னா போயிடும் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை நிறைய பேர் நீங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது சயின்டிஸ்ட் உடனே சொல்ல நல்லா நான் கூட வாசிக்கும் பொழுது யோசிச்சுட்டு பூமி தானே சுத்துது எப்படி சூரியனுக்கு சந்திரனுக்கு போய் நிறுத்தலாம் சூரியன் நில்லுன்னு சொல்றேன் எப்படி சூரியன் எங்க சுத்துது ஸோ சயின்டிஃபிக்காக நம்ம உடனே குழம்பிடுவோம் you understand this is observatory language ஏன்னா கடந்த நூறு வருஷத்துல தான் நமக்கே தெரியும் பூமி தான் சுத்துது சன் நிற்குது அதோட மீனிங் என்னன்னா ஒரிஜினல்ல சூரியனே உன்னோட இயக்கத்திலிருந்து நீ அப்படி நில்லு நீ இயங்காது அதாவது என்னதுன்னா நீ தான் பூமியை சுத்துறதுக்கு காரணம் உன்னுடைய கிராவிட்டியை நிறுத்து பூமி நிற்க கூடாது ஸ்லோவா சுத்திட்டோம் ஆண்டவர் யோசுவாவின் வார்த்தை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் ஒரு பகல் முழுவதும் அல்லது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஈவன் அஸ்ட்ரானமில நீங்க இன்னைக்கும் ஏன்னா I was doing the research on this thing இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமில ஒரு மிஸ்ஸிங் டே இன் கேலண்டர் ஒரு ஒரு கான்செப்ட் ஒன் டே மிஸ்ஸிங் அதில் ஒரு பெரிய விஞ்ஞானி என்ன பண்ணுறேன்னா அவர் வந்து பயங்கரமாக எல்லா காரியங்களும் ஆராய்ச்சி பண்ணி எங்கேயும் பதில் கிடைக்கல கடைசியில் பைபிளில் ஆதியாமத்துலேருந்து படித்து வரும்போது யோசுவாவில் இதை படித்த உடனே ஸ்டக் ஆகிட்டார் அப்போ அதனோட டைம் லைனை போகும்பொழுது இருபத்தி மூணு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு அக்கௌண்ட் பண்ணியிருக்காரு இருபத்தி மூணு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்கு அப்போ மீதி நாற்பது நிமிஷம் வரல ஸோ பைபிள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்க்ளூட் பண்ணிருக்காரு But see this thing. இதனுடைய காரியம் என்னவென்றால் என்னை கேட்கிற அருமையான தேவண்ட பிள்ளையை இதுதான் நீங்க விளங்கிக் கொள்ள இசைக்கியா என்ற ராஜா அந்த ராஜா நீங்க ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது எத்தனை வசனம் அது பத்தாம் வசனம் வெரி குட் ஆ ம் அதுக்கு முன்னாடி சொல்றாரு ஏசாய கேட்கிறாரு அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது ஓகே சாயையில பத்து பாக பின்னிட்டு போனோமா பின்னிட்டு முன்னிட்டு வரணுமா கேட்கிறாரு ஆஹ் சொல்லுங்க இல்ல இல்ல அந்த நீங்க வாஸ்து வாசனம் தான் பின்னிட்டு திரும்ப முன்னிட்டு வேண்டாமா அது ரொம்ப ஈஸி எந்த கணக்குல சொன்னாருன்னு தெரியல இந்த முழு உலகத்தினுடைய டைம் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அதில் எஸ்சிகே ஒரு படி பண்ணுறாரு முன்னே போச்சுன்னா அது ரொம்ப ஈஸி அது வேண்டாம் பின்னிட்டு போக வைக்கணும் அப்போது அதே மாதிரி வாசிங்க சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை பத்து அக்காலத்திலே ஆ நீங்கள் வாசித்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்ததுல இதுக்கு பின்னாடி வந்ததுன்னா அந்த வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன் என்னன்னு அப்போ இந்த சாகையை இந்த பாகை இந்த பத்து பாகை பின்னிட்டு போக செய்தது இந்த பத்து பாக பின்னிட்டு போக செய்து எவ்வளோ நிமிஷம் அக்கௌண்ட் பண்ணுறாங்க தெரியுமா ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் what happen twenty three hours ten minutes from அது இந்த forty minutes minutes together how many hours it makes 24 hours missing one day linker நிறைய ஆர்வர்ட் யூனிவர்சிட்டியிலும் ஏல் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்டும் அவர்கள் கண்டுபிடித்ததாக சுவடுகளுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் என்னை கேட்கிற அருமையான தேவண்ட பிள்ளையே இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த பிசிக்கல் லாஸ் அல்லது நேச்சுரல் லாஸை தாண்டி ஆண்டவர் சிருஷ்டிகள் அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் இடம் கொடுத்தது காரணம் என்ன நினைக்கிறீங்க போல ஒரு தீர்க்கதரிசி மகாபெரிய தீர்க்கதரிசி இந்த பூமியில் இல்லை ஆனால் மோசி மூலமாய் செய்யாதது கூட ஆண்டர் யோசுவா மூலமாய் செய்தார் சூரியனையும் சந்திரனையும் அவன் சொல்லுக்கு கீழ்ப்படைய வைத்தார் இசைக்கியா கேட்டது போல சாயை பத்து பாகை திரும்ப செய்தார் the whole time line and change பண்ணி ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலே ஆக்கினாரு அதுக்கு ரீசன் என்ன சாதாரணமானவர்கள் இல்லை வாசிங்க பார்க்கலாம் யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல இந்த யோசுவா என்ற வாலிபன் யோ மோசைக்கு இவன் பணிவிடைக்காரனா இருந்தான் மோசைக்கு அடுத்தது இஸ்ரவேலை வழிநடத்தும்படியாக இவன் நியமிக்கப்பட்டான் ஏன் நியமிக்கப்பட்டான் வாசிங்க ம் என்ன பண்ணாம இருந்தானா ஆசரிப்பு குடாரத்தை விட்டு அப்ப யோசுவாக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க நாற்பது வயசா ஐம்பது வயசா no you was youngster he was in twenties நல்லா கவனிங்க மோசே இது இது ஒரு வெளிப்படுத்தல் தான் ரைட் இந்த வெளிப்படுத்தல் நீங்க ஸ்ட்ராங்க நீங்க நீங்க விளங்கி கொண்டு அநேகருக்கு இது நீங்கள் வராது உங்களுக்கு நீங்கள் சொன்ன இன்னைக்கு நீங்கள் செய்தியை மிஸ் பண்ணுவாங்க they really miss a lot I'll tell you மோசே ஆண்டவரோடு கூட பேச போனது எவ்வளோ நாள் நாற்பது நாள் இரவும் பகலும் தேவ சமுத்திரம் மோசை காத்திருந்தார் மோசை ஏறி போயிட்டாரு அங்கே போய் நாற்பது நாள் இது வந்துட்டாங்க வாட் ஹேப்பன் யோசுவா தேவனை நேசித்ததும் தேவனுடைய ஊழியக்காரனை நேசித்ததும் தேவனுடைய வேலையை நேசித்ததும் எந்த அளவுக்கு தெரியுமா யோசுவா வாலிப ஒரு நாள் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம் வீட்டில் வேலை இருந்திருக்கலாம் அவன் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருந்தது ஆனால் மோசே என் தலைவன் மேலே போயிருக்கான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு மோசைக்காவது தேவ சமூகத்தில் இருக்கு ஆனால் யோசுவா அந்த மலையில சீனாய் மலை அடிவாரத்தில் நன் ஏறி போய் பார்த்துட்டு வருவான் கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் அப்போ பகல் முழுதும் அவன் யாரோடு கூட பேச வேண்டியதா இருந்துதான் சூரியனோடு கூட இரவு முழுதும் அவன் யாரோடு கூட பேச வேண்டியதா இருந்துதான் சந்திரனோடு கூட இவன் இந்த நாற்பது நாள் சூரியனும் சந்திரனும் தான் இவனுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க போல ஏன்னா இவன் வீட்டுக்கே போல ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு பணிவிடைக்காரனாய் வேலைக்காரனாய் மோசைக்கு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இந்த யோசுவா இருந்தா காரணம் என்னன்னா இவன் தேவனை அதிகமாக நேசித்தான் ஊழியக்காரன் அதிகமாக நேசித்தான் ஊழியத்தை அதிகமாக நேசித்தான் அவன் எல்லாவற்றையும் கட்டிலும் அதிகமாக நேசித்தபடினால அவன் சூரியனையும் சந்திரனையும் தன் தன்னுடைய ஃப்ரெண்டாக வச்சிருந்தான் தன் வீடு பெருசாக தொல்ல தன் வீட்டில் சமைக்கிற சமைப்பு தெரியாத தொல்ல தன்னுடைய தன்னுடைய சொந்த இஷ்டங்கள் தன்னுடைய சுய இச்சைகள் அவைகள் அவனுக்கு பெருசாக தோணல அவன் மனுஷ போயிட்டார் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான் இன்ஃபேக்ட் மோசை வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆளா பார்த்தது யாரா இருந்திருக்கோம்னா யோசுவாதா தான் அதனாலதான் நான் நினைக்கிறேன் அல்லது தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல் இந்த நாற்பது நாள் அளவும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஃப்ரெண்டான யோசுவா தன்னுடைய ரோல் வரும் பொழுது தன் அதிபதியாய் மாறின பொழுது தான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின பொழுது இப்பொழுது ஒரு யுத்தத்தில் அவனுக்கு ஃப்ரெண்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த சூரியனும் சந்திரன் கீழ்ப்படிஞ்சது ஐயோ ரியலி அண்டர்ஸ்டாண்டிங் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு all things work together work together அதனால தான் பைபிள் சொல்றது ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்ட போல ஒண்ணுமில்லை பின்னுமில்லை because he love so much just imagine that dedication that love dedication யாரால இருக்க முடியும் மோசைக்கு அசைன்மெண்ட் இருக்கு நம்ம ஆட்கள்னா ஆ அவர் போயிட்டாரு நம்ம ஜாலியாக நம்ம என்ன பண்ணுவோம் டிக்டாக் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கு இது போடுவோம் வீடியோ பண்ணலாம் அது பண்ணால் நம்முடைய சொந்த வேலைகளில் நாற்பது நாள் ஒரு வருஷத்துக்குள்ளே என்னென்ன எங்கெல்லாம் போக முடியுமோ போயிட்டு வந்துடலாம் நினைப்பேன் பட் இங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கான் உத்தமமான ஒரு ஊழியக்காரன் அன்பு செய்கிற ஊழியக்காரன் தேவனில் அன்பு செய்கிற ஒரு உண்மையான பண்புடைக்காரன் மோசைக்கு உண்மையான பண்புடைக்காரனாக இருந்தவன் தன் வீட்டுக்கு எங்கும் போகாம வெயில் கருகினாலும் பரவாயில்ல இரவு சந்திரனா இருந்தாலும் பரவாயில்ல நான் காத்திருப்பேன் என்று சொல்லி பழகின அவர் தான் அந்த ஒரு லீடிங் பொசிஷனுக்கு வரும் பொழுது யாருமே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டல் செய்ய வைத்தார் அலல்லுயா நீங்களும் நானும் நேசிப்பது தேவனை ஒருவேளை இந்த உலகம் அறியாமல் இருக்கலாம் உங்க கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் அறியாமல் இருக்கலாம் உன் பெற்றோர் அறியாம இருக்கலாம் உன் நண்பர்கள் அறியாம இருக்கலாம் பட் உன்னை உண்டாக்கின தேவன் அறிவார் உனக்காக படைக்கப்பட்ட படைப்புகள் அதை அறிந்திருக்கலாம் ஐ அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் தேவனை நேசிக்கிறது என்பதை தேவன் அறிவார் அதோடு கூட தேவனுடைய சிருஷ்டிகளும் அறியும் தேவனுடைய சிருஷ்டிகளும் இவன் தேவனை அதிகமாய் நேசிக்கிறான் தேவனை அதிகமாய் நேசிக்கிறான் சும்மா கிடையாது இசைக்கியாக்கும் ஆண்டவர் ஏன் அதை செய்தார் வாசிங்க பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து பத்து வசனங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க ஆனா ரெண்டாம் ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிங்க நல்லா கவனிங்க உங்களை எத்தனை வயசு எத்தனை வயசு எசேக்கியாக ராஜாவாகிறப்ப எத்தனை வயசு இருபத்தஞ்சு வயசுங்க if someone says a youth டேஸில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நொண்டி சாக்கு சொல்லுகிறவர்களுக்கு இது ஒரு பெரிய காரியம் நீ தேவனை நேசிப்பதற்கு வயது அடையலை இன்ஃபேக்ட் வாலிப வயதில் இளம் வயதில் தன்னோட ரத்தம் கொதிக்கிற சூடான நேரத்தில் தேவனை நேசிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் I tell you they are great they are great வாசிங்க வாசிங்க வாசிங்க ஆ ம் ம் பார்வைக்கு பார்வைக்கு எப்படி செய்தானா செம்மையானதை செய்தான் எத்தனை வயசுல இருபத்தஞ்சு வயசுங்க இருபத்தஞ்சு வயசுல ராஜாவானா என்ன பண்ணா டெய் இன்னைக்கு இந்த ட்ரிங்க்கு நாளைக்கு அந்த ட்ரிங்க்கு நாளைக்கு இந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த இது கல்யாணம் இந்த கல்யாணம் இது அதுன்னு இப்படி இருக்க வேண்டிய வயசுல நோ நோ நோ என் தகப்பனாகிய தாவிது செய்தது போல செம்மையானதை அது மட்டுமல்ல ஆ மேடைகளை அகற்றினா ஆ சிலைகளை தகர்த்தான் யோவானை போல நல்ல கவனிங்க யோசுவாவை போல ஒருவனும் இல்லை என்று நாம் வாசித்தோம் அவனுடைய சொல்ல கேட்டேன் நீங்க இதுல இருந்து விளங்கி கொள்ள வேண்டும் தேவன் உண்டாக்கின சிருஷ்டிப்புகள் கூட தன்னோட லாச மீறி ஒருத்தனுக்கு இயங்குகிறது என்றால் அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல அவர்களை போல வேற யாருமே நேசிச்சிருக்க முடியாது எசைக்கியா பாருங்க பைபிள் சொல்ல அவன் தேவன் மேல நம்பிக்கை வைத்தது போல அவனுக்கு முன்னும் எழும்புல அவனுக்கு பின்னும் எந்த ராஜாவும் தன்னுடைய சிருஷ்டிப்புகளிலே தன்னுடைய இயக்கத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்து பத்து பாகை பின்னிட்டு செய்து நாற்பது நிமிஷத்தில் டிலே உண்டாக்கினார் கத்தரில் அன்பு செய்த நம்பிக்கை வைத்த எசேக்கியாவை போல முன்னும் இருந்ததில்லை அதனாலதான் அவர்களுக்கு முன்னும் யாரும் செய்யாததும் பின்னும் யாரும் செய்யக்கூடாத காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்காக செய்தார் என கேட்கிற அருமையானது தேவண்ட பிள்ளைகளை கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு எதுவாக இந்த காலவரில் இந்த செய்தியை ஒரு சிறு கூட்டத்துக்கு நான் பேசினாலும் மிகவும் பவர்ஃபுல்லான மெசேஜ் நம்முடைய எல்லாவற்றிலும் அவரை நேசிக்கவும் அவரை அன்பு கூறவும் இன்னும் அவரை அறியவும் நான் தீர்மானம் எடுப்போம் ஏன்னா கத்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது சகலமும் இயங்கும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நன்மைக்கு எதுவாக இயங்கும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நன்மை என்ன என்பதை அடுத்த டிவோஷன் என பார்க்க போகிறோம் ஆனால் இந்த கால வேளையில் உங்களுடைய அன்பு ஒருவேளை சிதைக்கப்பட்டிருக்கும் என்றால் சூழ்நிலை நிமித்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத காரணங்களினால ஒருவேளை உங்களுடைய அன்பு முன்ன பின்ன குறைந்திருக்கும் என்றால் இந்த கால வேளை தீர்மானம் எடுப்போம் I will love God at any circumstances எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை நேசிப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுப்போமா எல்லாரும் தீர்மானம் எடுங்க எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக நமக்காக இயங்குகிறது அல்லல்லுயா எல்லாரும் முழங்கால் படிடுவோமா ஏமேன் தேங்க்யூ ஜீசஸ் கத்திருந்த வசனங்களோடு கூட கத்திர உங்களை பலப்படுத்த தீர்மானம் எடுங்க ஆண்டவரை நேசிக்கிறதுல தீர்மானம் எடுங்க உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்துல கேப் இருக்கிறது என்பதை